என்னை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் என்னை அறிந்து கொண்டீரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் என்னை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் என்னை அறிந்து கொண்டீரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் என்னை அழைத்துக் கொண்டீரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் என்னை பிழைக்க வைத்தீரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் என்னை அழைத்துக் கொண்டீரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் என்னை பிழைக்க வைத்தீரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் என்னை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் என்னை அறிந்து கொண்டீரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கவலை தொல்லை விசாரித்தீரே சோத்திரம் கண்ணீர் யாவையும் துடைத்து விட்டீரே சோத்திரம் என் கவலை தொல்லை விசாரித்தீரே சோத்திரம் கண்ணீர் யாவையும் துடைத்து விட்டீரே சோத்திரம் கணக்கில் அடங்கா பாவங்களை கடலின் ஆழத்தில் தள்ளிவிட்டீர் என் கணக்கில் அடங்கா பாவங்களை கடலின் ஆழத்தில் தள்ளிவிட்டீர் உனக்கே என் மறுவாழ்வே துதி ஸ்தோத்திரம் மன்னே என் மறுவாழ்வே துதி ஸ்தோத்திரம் என்னை போஷ்கின்றீரே தோற்றம் தூயாவியே என்னை நிரப்புகின்றீரே சோத்திரம் நிரப்புகின்றீரே ஸ்தோத்திரம் தூயாவியே என்னை நிரப்புகின்றீரே ஸ்தோத்திரம் பாரினில் உமதவை நான் பாட மாந்தர்கள் யாவரும் உமை நாட பாரினில் உமதவை நான் பாட மாந்தர்கள் யாவரும் உமை நாட அழினை தாரும் வாழ்வே வழியே ஸ்தோத்திரம் புது வாழ்வினை தாரும் வாழ்வே வழியே ஸ்தோத்திரம் என்னை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்